ஸோ கலகாய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா வந்துட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லா பண்ணியும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அடிச்சு விடுங்க ஓகேவா அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டால் தான் சோழ வச்சு ஸ்குவாட் மேட்ச் போடுறான் நாய அப்படின்னீங்க நீங்களாம் ஒரு பெரிய பாட்டுடா நாய அப்படின்னீங்க ஆமாம் வேற என்னத்தை செய்யடான்னு ஒரு பாட்டு தான் அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு சரி பரவாயில்ல இருக்கட்டும் சோலோ ஸ்குவாடு சொல்லியிருக்காங்க சரி ரைட்டு பாப்போம் போய் அடிக்க முடியுதோ இல்லையா சரி ரைட்டு மேட்ச் எடுத்து போடுவோம் எத்தனை கிலோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் மேட்ச்சில் மட்டும் ஒரு எப்படி சொல்றது இப்போ ஒம்பது கிலோ அடிச்சுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சில் இறங்கியிருக்கோம் ஓகேவா தோழ ஸ்கோரில் ஒம்பது கிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் என்ன செய்யுது குருட்டான் பார்க்கல எல்லாமே அடி புட்டுன்னு அடிச்சு புட்டு வேற லெவலில் அடிச்சு விட்டோம் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இட்டு படிக்கிட்டு நீங்கள் என்னைய விட அதிகமாகவே கிலோ அடிப்பீங்க சரி நீங்கள் இது வரைக்கும் சோழ ஸ்கோரில் எத்தனை கிலோ அடிச்சிருக்கீங்க இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஏன் நெட்டி ஒரு இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு இது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டே இருக்கேன் இங்கே நேரத்துக்கு இங்கே ஒரு குப்பை இருக்குது இங்கே இங்கே ஒரு இன்கேலர் இருக்குது ஐயோ நம்மளுக்கு தேவையானதே கிடைக்க மாட்டேங்குதே எல்லாமே ஸ்கின் இல்லாத கண்டா கிடைக்குது திரைட்டு கிடச்சதை எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப பதட்டமா இருக்குது வெளியே வந்து எவ்வளோ வந்து அடிச்சு விட்டாலும் மண்டை கிழிஞ்சிரும் திரைட்டு பாம்பும் எங்கிட்டு இருக்காங்களே தெரியல தோலை வச்சு தோலை வந்து வாட்டி விட்டாங்களே அட பாவிகளா அட பாவிகளா எல்லாம் இது சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு வந்துட்டு இருந்து எல்லா பக்கமும் சுற்றி எட்டி பார்த்துட்டு பார்த்தோன்னா இங்கிட்டு தான் ஒரு ரிவே பண்ணிட்டு இருக்கான் ஒரு பக்கி காடுபடா சோளை வச்சு போட்டு பேச்சு வந்தா இங்கே ஒரு பக்கி இல்லை சரி ரைட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு தான் இங்கே ரிவே பண்ணிட்டு இருக்கான் சரிட்டு மேலே இருந்து எவனாவது வந்துட்டு இருக்கானு பார்த்தா ஒன்றும் கான் ரிவே பண்ணி பண்ண நாயும் காணும் ரிவைவ் பண்ணி முடிச்சுட்டான்னு சொல்லி பார்த்தா இங்கிட்டு வந்துட்டேன் எல்லவனும் அங்கே தான் இறங்கியிருக்கான் நான் கண்டுபிடித்து விட்டேன் அங்கே தான்டா இறங்கியிருப்பான் அங்கே தான் இறங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவோமா இல்லை அங்கே போவோமா அங்கே ஓடுவோம் வேற என்னது செய்ய சோலோவாக இருந்துட்டு அடிச்சிருவோம்டா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலும் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதான் நம்ம அதான்டா பிளாக் ஸ்டார் தன்னம்பிக்கையின் உயிரம் ஏதோ ஏதோ சொல்லுவோமே அது பார்த்து சரி ரைட்டு பாப்பு ஏடு அடி போகிற எடுத்துகிட்டு போகிறேன் ஏ ஐயோ கடவுளே பயமாக இருக்குதே உள்ள நாலு பேர் இருக்காங்க எப்படி அடிக்க போகிறேன் கடவுளே கடவுள் né? வாடா டே அவடா வெளியே வந்து அடி வாங்குடா வெளியே வந்து அடி வாங்குடா அடே பயமா இருக்குடா வெளியே வாங்கடா அடே வெளியே வாங்கடா எவடாது அது ஐயோ பயமாக இருக்குதே ரொம்ப பயமா இருக்குதே ஐயோ கடவுளே ஒருத்தனும் வெளியே வந்து தொலை மாட்டேங்கானே டேய் வெளியே வாங்கடா அதை வந்துட்டா வந்துட்டா வந்துடா அடே போட்டு போட்டு போட்டு போட்டு ஐயோ ஐயோ திக்க பண்ணி திக்காடி திக்க பண்ணிக்காடே ஒவ்வொருத்தனா வாங்கடா ரொம்ப பதட்டமா இருக்குடா எல்லாரும் மொத்தமாக அடிச்சு ஓடி முடிச்சு போயிடா ஐயோ பாவுண்டாண்ணா ஐயோ பாவு ரொம்ப பாவுண்டா டேய் வெளியே பார்க்கதாண்டா டெரர் பீஸாக இருப்பேன் போய் உள்ளே பார்த்தா டம்மி பீஸ்டா அட பாவி சரி ரைட்டு போவோம் அங்கிட்டு சுற்றி இவனை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம் நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குதுல்ல என்ன செய்யுது இவன் இங்கிட்டு தான் வருவானுங்க பிறகு நாலு பேர் வந்துட்டு அங்கிட்டு தான் வருவானுங்க நம்ம என்ன செய்யுது அவனுக்கு ஸ்குவாடு அப்படின்னு நினைப்பானுங்க அதனால் போய் சோளவாக சிக்கியிருக்கோப்ப என்ன செய்யுது அப்படி சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன் எப்படியாவது கில்லடிச்சு அவனுப்படா கில்லடிச்சு அவனுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு கிட்டு இங்கிட்டு வந்துட்டேன் இங்கேருந்து ஒரு கான் கார் எடுத்துகிட்டு போகிறது பாருங்க பக்கி ஐயோ அங்கிட்டு தான் போகுது பார்த்தீங்களா நான் சொன்னோம்ல இந்நேரத்துக்கு அங்கே நான் தெறிக்க விட்டுருப்பான் நீ அடித்து ஏற்றிருப்பான் சோழியை முடிச்சு விட்டுருப்பான் அங்கேயே நான் பாடையாக இருப்பேன் சரி ரைட்டு பார்ப்போம் வந்தாவோ வந்துட்டு இருக்காம இருக்கு வந்துட்டு இருக்காம இருக்கு இவனை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அடி அழுத்து அழுத்து அழுத்து அப்பாட அழுத்தி போட்டாச்சு ஐயோ அழுத்து போடு அப்பாட ஐயோ இந்த கார் எடுத்துட்டு இந்த பக்கி வேற சுற்றிட்டு கிடக்க ஐயோ இந்நேரம் தேஞ்சரை வேற போட்டானுங்களா அட கடவுளே கடவுளே என்னடா இது சோதனை ஐயோ டே டே அங்கிட்டு போடா நான் இங்கிட்டு வராத போய் தோட அங்கிட்டு போ இங்க வராதடா இங்க வராத ஐயோ என்னடா போகுது கடவுளே ஒன்றும் தெரியலையே சரிட்டு பார்ப்போம் எங்கே எங்கே எங்கே எனிமி எங்கே எடுமி ஐயோ எங்கே இருக்கானே தெரியலையே ஐயோ வந்து பயமுறுத்துறானே என்னடா பிஸ்டல் வச்சுட்டு படம் காட்டிட்டு இருக்கா அழுத்துடா அழுத்து ஐயோ ஐயோ ஐயோ டாய் டாய் டாய் டாய் ஐயோ எங்கிட்ட வரானே தெரிய முடியாது வெறும் பிஸ்டலை கொண்டு வந்துட்டு படம் காட்டிட்டு இருக்கான் பார்த்தீங்களா கண்ணு கூட எடுக்கல அந்த வீட்டில் கண்ணு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அதான் இந்த வாட்டி பிஸ்டல் எடுத்து அடிச்சுட்டு பயம் கட்டிட்டு இருக்கு ஆனா இருந்தாலும் ரொம்ப பயமாக இருக்குது இல்ல அடிச்சு விட்டா அடிச்சுட்டு அழுத்து அழுத்து போட்டா அப்படா அடிச்சு வேற லெவலில் ரெண்டாவது கிலோ அடிச்சு விட்டாச்சு எப்படி அதான் கண்ணே இல்லாதவங்கலாம் பார்த்து அடிச்சு அடிச்சு தெரிக்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா இருக்குது இருந்தாலும் சரிட்டு பெடிக்கிட்டு போடுவோம் ரொம்ப பதட்டமாக்குறாங்களப்பா நம்மளே ரொம்ப பதட்டம் பாக்குறாங்களே ரெண்டு பேர் தான் இருந்தாங்களா டேய் அந்த வீட்டுல நாலு பேர் இறங்கியிருக்கணும்டா என்னடா இது ரிவைவ் பண்ணா நாலு பேர் தானே இறங்கணும் எங்கிட்ட இற இற இற டே அடே நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடும்டா இருங்கடா அதுக்குள்ளே டமா டுமான்னு அடிச்சு மண்டையை உடச்சு போடாங்க போட அப்பாடா சரி ரைட்டு பாவம் எங்கிட்ட இருந்து ஏதாவது நாக்கானு போட்டு அதை அடிச்சு விடுவோம் இன்னும் ஒருத்தன் இருக்கானே அவங்க அந்த காரை எடுத்துகிட்டு ஒருத்தன் ஓட்டான் பார்த்தீங்களா அவன் தான் அவனான்னு நினைக்கேன் சரி ரைட்டு பார்ப்போம் ஒருத்தன் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டான் அவனை என்ன செய்வோம் கடை பிறவை பார்த்துக்கிடுவோம் அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு மெடிக்கிட்டு இருக்கு இங்கே ஏதாவது ஒரு லேண்ட்மீனை வச்சு விட்ருவோம் இல்லைனா என்ன செய்யறது அந்த அந்த ஒரு நாய் வந்ததுன்னா அடிபட்டு இங்கே செத்து செத்துருவோம் நம்ம ஈஸியாக கில் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட்மீனை வச்சாச்சு சரி நம்ம இங்கேருந்து இங்கே இருந்தால் சரிப்படாது எஸ்கேப் ஆயிரும் அந்த நாய் வேறு கார் எடுத்துகிட்டு பயங்கரமாக ஓடுது பெரிய ரைடராக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் சரி ரைட் இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏன் நைன்டி போகிற எடுத்துகிட்டு குதிச்சுட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் கைஸ் என்னடா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க இங்கிட்டு வந்தாச்சு கேஸ் இங்கிட்டு வந்து பார்த்தீங்களா இங்கிட்டு கார் எடுத்து சுற்றிட்டு கிடக்கான் எல்லா அவங்களையும் அடிப்படி செத்துக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யுது பாவம் ஐயோ பாவம் என்ன செய்யுது அந்த அந்த ஒட்டைட்டே நான் வந்துட்டேன்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் இங்கே தான்டா இருக்கேன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அந்த நாய் அங்கே அந்த வீட்டுக்கு போயிட்டு கத்தின்னு நினைச்சு ஓடுறோம் இங்கிட்டு மூணு பேர் இருப்பானுங்களோ டே என்னன்னு தெரியலையா பயமா இருக்குதே ஐயோ கோடை பேச்சில் வந்துட்டு இப்படி பாக்கி விட்டீங்களா காய்ச்சி அப்படிங்கிற பொறுத்தா இருக்கு அடுத்து அடுத்து அழுத்த வந்து ஸ்பீட்ல ஓட்டானு சொய் பறந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ஓடுறான் அடுத்த இருந்தாப்புல பூஜை காமிச்சு பயப்படுத்தாதடா என்னடா இது அட்டியை போடு போடு அப்பாடா ஐயோ மெடிக்கிட்டு வரலையா இல்லையா வேகமாக மெடிக்கிட்டு ஒன்றை ஒன்று ஒரு மெடிக்கிட்டு உள்ளடா அப்பாடா எடுத்து எடுத்து அங்கிட்ட அப்படியே மெடிக்கிட்ட போட்டாச்சு எடிட்டிங்கில் எப்படியோ தூக்கி எரிஞ்சாச்சு எடுத்த சிங்கச்சி ரைட்டு விடு அடுத்து போச்சு அப்படி சொல்லிட்டு அடுத்து அங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்து இதாகிட்டு என்ன சொல்கிறதுன்னு அப்படின்னு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து அந்த ஓவர் கீட்டிங் வேறு வந்து சொல்லி தான் ரைட்டு பார்ப்போம் இங்கிட்டு வந்து ரிவே பண்ணிட்டு இருக்கான் அவனை வந்துட்டு நம்ம வந்துட்டு அடிக்க ஓடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் டே எங்கடா இருக்கா எனிமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எங்கடா இருக்கா எங்கடா இருக்கா டே டே டே ரிவைவ் பண்ணி முடிக்க போறான்டா டே டேய் என்னடா இது க்ளூவால் சுத்தி போட்டிருக்கான் அட பாவி அட பாவி டே ரிவைவ் பண்ணாதடா டேய் அழுத்த அழுத்த அடிக்கின்னு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கான் அடி அடி அடி ஐயோ ரிவைவ் ஆகிட்டா அடே என்ன சின்ன தெரியல சரி ரைட்டு பார்ப்போம் அடித்த ரிவைவ் ஆயிருமா அவனை இல்லை என்ன ஆகும் தெரில சரி ரைட்டு பார்ப்போம் இது எப்படின்னு தெரில காய்ச்சி அது எப்படி நீங்கள் பாருங்க அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தாச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியலையே ஐயோ ஆஃபீஸில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன் இந்த தோடுற மாதிரி அந்த பாருங்க அழுத்த அழு கழுத்தை பாடு ஹெட்டு ஏடாய் நான் தாண்டா ஹெட் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்கிறது தோல் அவசர கோடி ஹெட்ஷாட் அடித்த பிளாக் ஸ்டார் இல்லை ஹேஷ்டாக் பண்ணுங்க கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ரொம்ப பதட்டமாக இருக்குடா டேய் நீ ரொம்ப பதட்டப்படுத்துறீங்களா டே இங்கிட்டு இங்கிட்டு ஒரு நாய் இருக்குடா ஐயோ அங்கிட்டு ஒரு நிறைய நாய் சண்டை போடுது ஐயோ நிறைய திருநாய்கள் லெஃப்ட் சைடு சண்டை போடுது இங்கே ஒரு நாய் சண்டை போட்டுட்டு இருக்கு ஐயோ நீ ரொம்ப பதட்டமாக்குறீங்களாடா நீங்கள் ஐயோ கடவுளே எல்லா நாய்கிட்டையும் நான் எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரிலையே ஐயோ எஸ்கேஎஸ் வேண்டாம் இருக்கு அதுக்கு வேற எதுவுமே இல்லைடா சரி எஸ்கேஎஸ்ஏ கிங்குடா அப்படி சொல்லிட்டு நான் இருக்கேன் அந்த நாய் அதுக்குள்ளே ஓட்டு பார்த்தீங்களா பதட்டம் பாரு எப்படி சொல்லுங்க நமக்கு மேலே பதட்டமா ஆயிட்டான் அந்த பையன் ரொம்ப பயந்தா முடியா இருக்கான் அவன் ஓடிட்டான் சரிட்டு பார்ப்போம் இது இங்கே நிறைய சண்டை போடுது டே இங்கிட்டு இருந்து தாண்டிட்டு இருக்கான் பாருங்க அடுத்து இவனை எப்படி அடிக்கிறது அது இவனை எப்படி அழுத்து அழுத்து அழுத்து போட்டு டே அழுத்து அடிச்சு போய் இதாண்டா தமிழில் வைக்கணும் எப்படி ஜம்ப் பண்ணி அடி ஜம்பிங்க வேறு லெவலில் இப்போ என்ன செய்யுது இது எப்படி லூட்டு வேறு அடிக்கணுமே மேலே வேறு உட்காந்துருப்போனா என்னன்னு தெரியலையே ரொம்ப பதட்டமாக்குது ஐயோ சரிட்டு பார்ப்போம் ஐயோ ஸோ ஸ்குவாடு பேச்சில் வந்துட்டு பாட்டிக்கிட்டு இருந்தே முடிச்சுக்கிட்டு இருக்கேன் தொலை வச்சு ஸ்குவாடு வந்து இங்கே இது ஒன்றுமே வைக்கலடா பிச்சைக்காரன் நாய இதை வச்சுட்டு நீ எப்படா அடிச்ச ஒரு கோவல் மட்டும் வச்சுட்டு இருந்து எப்படி அடிக்க முடியும் பேப்பாய மாதிரியே அடிச்சுட்டு இருக்கான் சரிட்டு ஒரு வெளியே

ஐயோ ஐயோ போடுறா போடுறான் அப்படியே உள்ள ஓடுறா உள்ள ஒரு அந்த பிறகு நாக்காய் கிடக்காம அழுத்து அழுத்து ஐயோ லெஃப்ட் சைடு வருது இருந்து லெஃப்ட் சைடு ஐயோ நாக்காய் கிடந்துச்சு அது வேற கிள்ளி போச்சு சரி இட்டு பார்ப்போம் ஓடுறா ஓடுறா ஓடுறா நம்மளுக்கு கீழே விட உயிர் தான் முக்கியம் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துட்டுனா கடல் அளவுக்கு ஓடுவேன்டா கடலை தாண்டி ஓடுவேன் சரி ரைட்டு பார்ப்போம் ஒம்பது கிலோ அடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலே சொல்லிட்டோம்ல அப்படி சொல்லிட்டு ஓடுவோம் சரி என்ன நடக்க போகுது அப்படிதான் அப்படி சொல்லிட்டு வாயம் வளர்ந்து பார்த்தீங்களா அவுட்டு தான் அவுட் சரி ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம் அப்புறம் அந்த நாய் இருக்கு பார்த்தீங்களா ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ரெண்டு நாய் இங்கிலீஷில் பேர் வச்ச ஒரே காரணத்துக்காண்டி உன்னை